அனைவருக்கும் வணக்கம் இது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்கம் இணைந்து வழங்கும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இதன் முதல் நிகழ்வாக நம்ம பார்க்க போகிறது எண்ணும் எழுத்தும் இயக்கம் பார்க்கலாமா இந்த எண்ணும் எழுத்தும் இயக்கத்தின் முதல் பகுதியில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கிறேன் அந்த கேள்வி நான் வாய்மொழியாக கேட்கல ஆனால் என்னோட பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பலகையில் ஒரு ஐந்து எழுத்தும் ஐந்து எண்களையும் இப்போ நான் எழுத போகிறேன் இதை பார்த்து நீங்கள் சரியாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பரிசு உண்டு எப்படி தரப்போகலாம் கேட்க வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்களான்னு மட்டும் பார்க்கலாம் தயாரா வாங்க நம்மளாம் ஆசிரியர்களாச்சே கரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் ஆனால் சொல்ல முடியலல்ல ஏன் சொல்ல முடியல இப்படி ஒரு எழுத்துக்களை நான் பார்த்ததே இல்லை சார் வேற இது நம்ம மொழியே இல்லை வேற அதனால் எங்களுக்கு தெரியல இதுதானே யோசித்து பாருங்கள் புதுசாக ஒரு மொழி நான் இப்போ எழுதியிருக்கிற இந்த மொழி வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய முதல் ஐந்து எழுத்து ஆ இ e, கீழே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அவங்க ஊரில் போனீங்கன்னா அது ரொம்பவே பரிட்சமாக இருக்கும் ஆனால் நமக்கு இது புதுசாக இருக்கும் இதே மாதிரி தாங்க முதல் முதல்ல ஒரு குழந்தை ஒரு பள்ளியில் வந்து இப்படி ஒரு எழுத்துக்கள் அதாவது தமிழ் எழுத்துக்களாக இருந்தாலும் சரி ஆங்கில எழுத்துக்களாக இருந்தாலும் சரி அதை முதல் அது எதிர்கொள்ளும் போது அதுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் பரவாயில்ல இது தெரியலனாலும் பரவாயில்ல ஒரு மொழியை கற்பதன் மூலம் அதோட பயன் என்ன அதை நம்ம எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன இதெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் கூட எந்த ஒரு பிரதிபலனுமே இல்லாமல் இதோட பயனை பற்றி புரியாமல் ஒரு குழந்தை ஒரு எண்ணு அறிவையும் எழுத்தறிவையும் பெறணும் அப்படின்னா எவ்வளோ சிக்கலானதாக இருக்கும் அடிப்படையில் ஒரு குழந்தைக்கு எண்ணும் எழுத்தும் என்கின்ற இந்த இரண்டு விஷயங்களை அவருக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது இல்லை இது ஒரு அறிவியல் பாடத்தை கற்றுக்கிற மாதிரியோ இல்லை ஒரு சமூக அறிவியலை கற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது காரணம் என்னென்னா இந்த அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் எல்லாமே இந்த உண்மைகளை சார்ந்தே தான் இருக்கும் அதாவது ஃபேக்ட் பேஸ்டாக தான் இருக்கும் அதனால் அது ஒரு செய்தியாக அவருக்கு கடத்தினா கூட அவருக்கு போதும் ஆனால் இந்த எண்ணும் எழுத்தும் மட்டும் அவருக்கு நிலைப்படுத்த வேண்டுமென்றால் நம்ம திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணணும் அவருக்கு சொல்லணும் இதை தான் நம்ம ஆங்கிலத்தில் வந்து ட்ரில் இல்லை ரெப்பிட்டேட்டிவ் இல்லை பெரேட் போன்ற முறைகளை பயன்படுத்தி ஒரு குழந்தைக்கு அதை நிலைப்படுத்துகிறோம் கற்றல் ஒரு பக்கம் நிலைப்படுத்துதல் இன்னொரு பக்கம் அதாவது லேர்னிங் இன்னொன்று கண்டிஷனிங் இந்த லாங்குவேஜ் மற்றும் நியூமரிசியில் இந்த ரெண்டுமே நடந்தாகணும் எந்த வித கற்றலுக்கும் ஒரு நான்கு விதமான படிநிலைகள் நமக்கு தேவைப்படுது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இந்த நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்ளிகேஷன் மற்றும் ஸ்கில் இப்போது ஒரு எண்ணும் எழுத்தும் கற்றலில் இந்த நான்கு படிநிலைகள் எப்படி தொடர்புடையதா இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கூட பாருங்கள் எனக்கு பின்னாடி ஒரு எழுத்து தெரியுது தெரியலையா இதோ இதுதான் அது இது உங்களுக்கு பார்த்தவொடனே தெரியும் அது வந்து ஏ அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய லெட்டருக்கான ஒரு குறியீடும் தெரியும் இதையே முதல் முதல்ல ஒரு குழந்தை முதல் வாட்டி இதை பார்க்குது அப்படின்னா அது என்ன நினைக்கும் ஏதோ ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் காரணம் அதுக்கு இது என்னன்னு தெரியாது இதை தான் நம்ம வந்து நாலேஜுன்னு சொல்கிறோம் ஒரு குழந்தைக்கு ஒரு குறியீடை வரைந்து முடித்த உடனே அதை நம்ம என்னன்னு சொல்லி கொடுக்குறோம் இதற்கு பெயர் ஏ அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் இன்னொரு லெட்டர் இருக்குது அது பேர் பி அது எப்படி எழுதணும் இப்படி கோடு போட்டு அதுக்கப்புறமா இரண்டு கோடுகளை வரையணும்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த நாலேஜ் அப்படின்னா ஒரு குறியீடை வரைந்து முடிச்சுட்டு அதற்கான பெயரை சொல்கிறது தான் இதை ஒரு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த போர்டில் பாருங்கள் ஒரு சின்ன கோடை வரைஞ்சிருக்கிறேன் அது வலப்பக்கமாக வளைந்துருக்குது இதை நம்ம எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம் நீங்கள் கூட அதை வலப்பக்க கோடு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை வலப்பக்கமாக வளைந்து இருக்கிற கோடுன்னு கூட வச்சுக்கலாம் இதுதான் உங்களுக்கு முதல் முதல்ல ஒரு கோடை வரைந்து அதுக்கு பேரிட்டதற்கான ஒரு உவமை அதனால தான் ஒரு குழந்தைக்கு ஒரு சிம்பிளை ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம வந்து எழுதிட்டு அது பேர் என்ன நம்ம சொல்லி கொடுக்குறோம் இன்றைக்கும் நீங்கள் நிறைய ஸ்கூலில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏ பி சி டி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க போர்டில் எழுதி போட்டு அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறத பார்த்துருக்கோம் அந்த வகையில் நாலேஜ் என்பது முதல் படி இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் படி அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சு இது ஏ இது பி நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கை திருப்பி இன்னொரு ஓமையோடு சொல்கிறேன் இந்த போர்டில் இன்னொரு கோடு வரைஞ்சிருக்கிறேன் ஆனால் இந்த கோடு இது இடப்பக்கமாக வரைஞ்சிருக்குது அதுக்கு மேலே ஒரு சின்ன அம்புக்குறியும் வரைஞ்சிருக்கிறேன் இதுலேருந்து என்ன புரியுது வலப்பக்கமாக வரைஞ்ச கோடு வலப்பக்கத்தையும் இடப்பக்கமாக வரைந்த கோடு இடப்பக்கத்தையும் அது குறியீடாக காமிக்குதுன்னு நம்ம மனசுக்கு இப்போ புரியுது இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இதுவே எந்த பக்கமும் வளையாமல் நேராக ஒரு கோடு போட்டு அதற்கு மேலே வந்து ஒரு அம்புக்குறி போட்டால் இது நேராக போகிறது அதே அம்புக்குறி எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா இது கீழ்ப்பக்கமாக போகிறது என்ற திசையை காண்பிக்கிறது என்ற புரிதல் நமக்கு இயல்பாகவே வரும் இதையே இந்த லெட்டருக்கு நீங்கள் பொருத்தி பாருங்கள் ஏவை எப்படி எழுதணும் ஏவை மாற்றி போட்டால் வி மாதிரி தெரியும் ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்கும் பி இருக்கும் ஏக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் அந்த எழுத்துக்கான இல்லை அந்த எழுத்து சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படும் இதே ஒரு என்ன இருந்தால் அது வேல்யூஸில் பார்க்கப்படும் இது வந்து எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஒரு ஃபோனாவோ இல்லை ஃபோனட்டிக்காவோ பார்க்கப்படும் ஆனால் ஒரு எண்ணாக இருந்தால் ஒன்று என்றால் அது ஒன்று ஒரு வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம் இரண்டு என்றால் இரண்டு ஒன்களை சேர்த்த வேல்யூ இருக்குன்னு அர்த்தம் மூணு என்றால் மூன்று ஒன்களை சேர்த்த வேல்யூ இருக்குன்னு அர்த்தம் இப்படி தான் அதை பற்றிய புரிதல் இருக்கும் அப்போ எழுத்துக்கு எக்ஸ்பிரஷனை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும் எண்ணுக்கு வேல்யூஸை பற்றின ஒரு புரிதல் இருக்கும் இதுதான் கற்றல் படிநிலையில் இரண்டாம் நிலை இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது நிலை சரியாக சொன்னீங்க அது பேர் அப்ளிகேஷன் இப்போ நம்ம திரும்பவும் அந்த ஏக்கே வருவோம் இப்போ இந்த ஏ இருக்குது இந்த ஏவை எங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் தனி ஒரு எழுத்தை பயன்படுத்தலாம் இல்லை தனி ஒரு சொல்லாக கூட பயன்படுத்தலாம் அது கூட ஒரே ஒரு எழுத்தான ஆன் ஏஎன் போட்டால் அது இன்னொரு இடத்துல பயன்படுத்தலாம் ஏஎன்டி அது இன்னொரு இடத்துல பயன்படுத்தலாம் அப்போ எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த வாய்ப்புகள்லாம் பயன்படுத்துறது தான் இல்லை பயன்படுத்தி பார்ப்பது தான் நம்ம அப்ளிகேஷன் நீங்கள் கேட்குறது புரியுது இதை அந்த உதாரணத்தோடு எப்படி சார் நம்ம வந்து உவமைப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னா இந்த கோடுகளை நம்ம எங்கெல்லாம் பார்த்துருக்குறோம் ஞாபகம் வந்துருச்சு இல்லை ஒரு ரோட்டில் நீங்கள் வந்து கார்லேயோ பைக்லேயோ போயிட்டுருக்கீங்க இந்த மாதிரி குறியீடுகள் தான் ரோடுகளில் பலகையாக வச்சுருப்பாங்க அந்த பலகையில் எழுத்து இருக்காது வலது பக்கம்னு இருக்காது இடது பக்கம்னு இருக்காது ஆனால் இந்த குறியீடுகளை மட்டும் வரைஞ்சி அதை நமக்கு காமிச்சிருப்பாங்க அப்போது இந்த பலகை எங்கே வச்சிருக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரோடு இது வலப்பக்கமாக இடப்பக்கமாக இல்லை நேராக போகிறதான்னு நம்மளோட புரிதலுக்காக இதை பயன்படுத்துவது தான் இந்த அப்ளிகேஷன் அதே மாதிரி தான் இந்த எண்ணும் இந்த நம்பர்ஸை எங்கெல்லாம் நம்ம இந்த வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணலாம் அது கூட்டலோட பயன்படுத்தினா அது என்னவா வரும் கழுத்தலோடு அது எங்கே பயன்படுத்தலாம் எப்படிலாம் அதை பெருக்கலாம் இதெல்லாம் அதோட அப்ளிகேஷன்ஸ் இதுதான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த மூன்றாவது படிநிலை நான்காவது நிலை ஸ்கில் அதாவது திறன் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு நாலேஜ் தெரிஞ்சு போச்சு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சு போச்சு மற்றும் அதற்கான அப்ளிகேஷன் தெரிஞ்சு போச்சு இனிமேல் நான் யாரை பற்றியுமே கேட்க போகிறதில்ல அதனால் ஒரு கட்டுரை எழுதினாலும் ஒரு கவிதை எழுதினாலும் ஒரு கணக்கு செய்தாலும் எந்த இடத்துல எந்த எழுத்து இல்லை எந்த இடத்துல எந்த எண் போடணும் என்பது எனக்கு நல்லாவே தெரியும் யோசித்து பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு அறுபது இல்லை எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக காரில் போயிட்டுருக்கீங்க தூரத்தில் ஒரு அறிவிப்பாளர் வருது அது நீங்கள் பார்த்துட்டு கூட மாட்டீங்க ஆனால் உங்கள் மனது அது இயல்பாகவே அதை படிச்சுட்டு இது வலப்பக்கமாக இடப்பக்கமாக இல்லை யூட்டனான்னு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் இது ஸ்கில்லு அப்போது அப்ளிகேஷனில் நம்ம பண்ணின அதே வேலையை எவ்வளோ வேகமாக திறன்பட செய்கிறோமோ அதை பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்கில் இல்லை திறன் சொல்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது அறிவியல் மாதிரியோ இல்லை சமூக அறிவியல் மாதிரியோ ஒரு முறையோ இல்லை இருமுறையோ பாடங்களாக நடத்திட்டு கடந்து போகாமல் இந்த எல்எஸ்ஆர்டபிள்யூ ஸ்கில்ஸ் ப்ளஸ் நியூமரிசி ஸ்கில்ஸை ஒரு குழந்தை தன்னகத்தே அதை வந்து நிலைப்படுத்தணும் அப்படின்னா ஒர்க் புக் மூலமாகவோ இல்லை ஒரு கலந்துரையாடல் மூலமாகவோ திரும்ப திரும்ப எழுதி பார்ப்பதன் மூலமாகவோ இல்லை திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாகவோ அவரால் என்ன பண்ண முடியும் அதை நிலைப்படுத்திக்க முடியும் இன்னும் இந்த எண்ணறிவுக்கு அதிகமான இந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சின்ன சின்ன கணக்குகளை அவர் திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் கண்டிப்பாக அவர் கற்றுக்கொள்ள முடியும் இப்படி எல்எஸ்ஆர்டபிள்யூ ப்ளஸ் என் இந்த திறன்களையும் அவர் திரும்ப திரும்ப அவர் செய்து பார்ப்பதற்கு ஒரு ஆசிரியராக நம்ம அவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரியே அவர் முழுமையான அந்த ஸ்கில்ஸ் அந்த திறன்களை அவர் பெற்றிருப்பார் இதில் மாற்று கருத்தே இல்லை ஒரு குழந்தை இந்த எல்எஸ்ஆர்டபிள்யூ மற்றும் அந்த நியூமரிஸ் ஸ்கில்ல அவர் வந்து கண்டிஷன் பண்ணிட்டார்னா நிலைப்படுத்திட்டார்னா அதுக்கப்புறம் தானாகவே செய்திகளை அவர் சேகரிப்பதற்கு தயாராகிடுவார் ஒரு ஒரு வாட்டியும் போயிட்டு ஆறாவதுலேயோ ஏழாவதுலேயோ புதுசாக நம்ம என்ன பண்ண தேவையில்லை வாசிப்பு திறனையோ இல்லை வாசிப்பு போட்டிகள் இல்லை கணக்கு சார்ந்த போட்டிகள் எல்லாம் அவர் வலுக்கட்டாயமாக பலவந்தப்படுத்திலாம் நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லை அவர் இயல்பாகவே போயிடுவார் அதனால் பன்னிரெண்டாவதில் அவர் படிக்க போவதற்கும் இல்லை அதை தாண்டி கல்லூரி படிப்பில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இந்த ஒன்றிலிருந்து மூன்றாம் வகுப்புக்குள்ள அவர் பெறுகின்ற இந்த திறன்களை சார்ந்து தான் இருக்குது அதனால் மற்ற ஆசிரியர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாக முயற்சி போட்டால் மட்டும்தான் உங்களை போன்ற ஒரு நல்ல திறன் கொண்ட ஆசிரியர்கள் மாதிரி மற்ற மாணவர்களையும் வளப்படுத்த முடியும் என்ன நண்பர்களே இதே எண்ணும் எழுத்தும் இயக்கத்தை வெற்றிகரமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே அனைத்து எட்டு வயது நிரம்பிய பள்ளி மாணவர்களுக்கும் உறுதி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம பயணிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை நிறைவேற்றலாம் இதுக்கு நம்ம வழக்கமாக செய்கிற கற்பித்தலை காட்டிலும் விளையாட்டு முறை உரையாடல் இன்னும் என்னெல்லாம் புதுமையான முறைகளை நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்த வகையில் பயன்படுத்தி மாணவர்களை வளப்படுத்த போகிறோம் என்பதை நினச்சாலே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது இந்த பாடக்கோவையில் இன்னும் அதிகமான செய்திகள் எழுத்து வடிவிலையும் செயல்பாடு வடிவுகள்லையும் கடைசியாக கேள்விகள் வடிவிலையும் இருக்குது அதை முழுமையாக நீங்கள் உள் வாங்கிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த அறிமுக காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க நன்றி நம்ம மீண்டும் ஒரு காணலில் வந்து கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் நன்றி